வணக்கம் KTurtle இல் கண்ட்ரோல் execution குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இந்த டியூட்டோரியலில் நாம் கற்க போவது while loop மற்றும் for loop இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது Ubuntu Linux OS பதிப்பு 1204 KTurtle பதிப்பு 0.81 பீட்டா KTurtle இல் வேலை செய்ய அடிப்படை அறிவு உங்களுக்கு இருப்பதாக கொள்கிறோம் இல்லையெனில் அதற்கான டுடோரியலுக்கு எங்கள் தளத்திற்கு செல்லவும் ஒரு புதிய KTurtle அப்ளிகேஷனை திறப்போம் டாஷ் ஹோமில் இல் சொடுக்குக சியர்ச் பார் இல் டைப் செய்க KTurtle அந்த தேர்வில் சொடுக்குக KTurtle அப்ளிகேஷன் திறக்கிறது முதலில் கண்ட்ரோல் எக்ஸிகியூஷன் என்றால் என்ன என்பதை விளக்குகிறேன் கண்ட்ரோல் எக்ஸிகியூஷன் என்பது ஒரு ப்ரோக்ராமின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது ப்ரோக்ராமின் இயக்கத்தை கட்டுப்படுத்த வெவ்வேறு நிபந்தனைகள் பயன்படுகின்றன ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை நிறைவேறும் வரை மீண்டும் மீண்டும் இயக்கப்படும் கோடின் ஒரு தொகுதி லூப் ஆகும் உதாரணமாக while லூப் மற்றும் for loop வைல் loop உடன் டுடோரியலை ஆரம்பிக்கலாம் வைல் loop இல் loop னுள் இருக்கும் கோடானது பூலியன் false மதிப்பிடும் வரை திரும்ப திரும்ப இயங்குகிறது while loop ன் அமைப்பை விளக்குகிறேன் while லூப் கண்டிஷன் கர்லி பிராக்கெட்களினுள் லூப் increment variable உடன் ஏதேனும் செய் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஏற்கனவே கோடு ஐ கொண்டுள்ளேன் டெக்ஸ்ட் எடிட்டரில் இருந்து புரோகிராமை பிரதி எடுத்து KTurtle எடிட்டரினுள் ஒட்டுகிறேன் டுடோரியலை இங்கே இடைநிறுத்தி உங்கள் KTurtle எடிட்டரினுள் புரோகிராமை டைப் செய்க புரோகிராமை டைப் செய்த பின் டுடோரியலை தொடரவும் இது சற்று மங்கலாக தெரியலாம் எனவே புரோகிராம் டெக்ஸ்டை பெரிதாக்குகிறேன் கோடை விளக்குகிறேன் ஹாஷ் குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது அதாவது புரோகிராம் இயங்கும் போது இந்த வரி இயக்கப்பட மாட்டாது ரீசெட் கமாண்ட் டர்ட்டில் முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது x பூஜ்ஜியம் வேரியபிள் எக்ஸ் இன் மதிப்பை பூஜ்ஜியத்திற்கு இனிஷியலை செய்கிறது ஒரு புரோகிராமில் செய்தி மெசேஜ் என்ற keyword க்கு பின் இரட்டை மேற்கோள்களில் கொடுக்கப்படுகிறது மெசேஜ் கமாண்ட் ஸ்ட்ரிங் ஐ உள்ளீடாக ஏற்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ல் இருந்து டெக்ஸ்ட் ஐ கொண்ட ஒரு பாப் அப் டயலாக் பாக்ஸ் ஐ காட்டுகிறது வைல் x30 வைல் கண்டிஷன் ஐ சோதிக்கிறது x x 3 வேரியபிள் x ன் மதிப்புடன் 3 ஐ சேர்க்கிறது பான்ட் சைஸ் 15 பிரிண்ட் கமாண்டால் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது பான்ட் சைஸ் எண்ணை உள்ளீடாக பெற்று பிக்சல்களில் அமைக்கிறது பார்வார்ட் 20 டர்ட்டில் ஐ கேன்வாஸ் ல் 20 படிகள் முன்னோக்கி செல்ல கட்டளையிடுகிறது பிரின்ட் x canvas ல் வேரியபிள் x ன் மதிப்பை காட்டுகிறது ப்ரோக்ராமை இயக்க ரன் பட்டனை சொடுக்குகிறேன் ஒரு மெசேஜ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது OK வில் சொடுக்குகிறேன் 3 இருந்து 30 வரை மூன்றால் பெருக்கிய விடை canvas ல் காட்டப்படுகிறது டர்ட்டில் canvas ல் 20 படிகள் முன்னோக்கி நகருகிறது அடுத்து for loop இல் வேலை செய்யலாம் for loop ஒரு கவுண்டிங் லூப் ஒவ்வொரு முறையும் for loop இனுள் உள்ள கோட் இயக்கப்படுகிறது கடைசி மதிப்பை அடையும் வரை வேரியபிள் மதிப்பு அதிகரிக்கப்படுகிறது for loop இன் அமைப்பை விளக்குகிறேன் for variable equal to ஆரம்ப எண் to முடிவு எண் கர்லி bracketகளினுள் ஸ்டேட்மெண்ட் நடப்பு புரோகிராம் ஐ துடைக்கிறேன் கிளியர் கமாண்ட் ஐ டைப் செய்து கேன்வாஸ் ஐ துடைக்க ரன் ஐ சொடுக்கவும் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் இருந்து புரோகிராம் ஐ பிரதி எடுத்து அதை க்டர்ட்டில் எடிட்டர் னுள் ஒட்டுகிறேன் இங்கே டுடோரியலை இடைநிறுத்தி புரோகிராம் ஐ உங்கள் க்டர்ட்டில் எடிட்டர் னுள் டைப் செய்க ஐ டைப் செய்த பின் ஐ தொடரவும் இது சற்று மங்கலாக தெரியலாம் எனவே புரோகிராம் ஐ பெரிதாக்குகிறேன் ஐ விளக்குகிறேன் ஹாஷ் குறி அதற்கடுத்து எழுதப்பட்ட வரியை கமெண்ட் செய்கிறது ரிசெட் கமாண்ட் டர்ட்டில் ஐ முன்னிருப்பு நிலைக்கு அமைக்கிறது r 0 வேரியபிள் ர் க்கு மதிப்பு பூஜ்ஜியத்தை இனிஷியலைஸ் செய்கிறது for x 1 to 15 for condition ஐ 1 லிருந்து 15 வரை சோதிக்கிறது r x into x plus 1 by 2 variable r ன் மதிப்பை கணக்கிடுகிறது பான்ட் சைஸ் 18 பிரின்ட் கமாண்ட் ஆல் பயன்படுத்தப்படும் பான்ட் அளவை அமைக்கிறது பிரின்ட் r வேரியபிள் r ன் மதிப்பை canvas ல் காட்டுகிறது பார்வார்ட் 15 டர்ட்டில் ஐ canvas ல் 15 படிகள் முன்னோக்கி நகர கட்டளையிடுகிறது கோ 10250 டர்ட்டில் ஐ canvas ல் இடப்பக்கத்திலிருந்து 10 pixelகளும் canvas ன் மேலிருந்து 250 pixelகளும் நகரும்படி கட்டளையிடுகிறது டர்ட்டில் அனைத்து கமாண்ட் கமாண்ட்களையும் நேர இடைவெளி ஏதுமின்றி காட்டுகிறது wait 2 கமாண்ட் அடுத்த கமாண்டை இயக்கும் முன் Turtle ஐ 2 நொடிகள் காத்திருக்க வைக்கிறது print கமாண்ட் இரட்டை மேற்கோள்களில் இருக்கும் ஸ்ட்ரிங் ஐயும் வேரியபிள் r ஐயும் காட்டுகிறது புரோகிராம் இயக்க ரன் பட்டன் மீது சொடுக்குகிறேன் முதல் 15 இயல் எண்களின் கூட்டுத்தொடர் வரிசை மற்றும் முதல் 15 இயல் எண்களின் கூட்டுத்தொகை கேன்வாஸில் காட்டப்படுகிறது டர்ட்டில் கேன்வாஸில் பதினைந்து 15 படிகள் முன்னோக்கி நகருகிறது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் வைல் லுப் மற்றும் போர் லூப் பயன்படுத்த கற்றோம் பயிற்சியாக பின்வரும் புரோகிராமை எழுதுக while loop ஐ பயன்படுத்தி இரண்டின் மடங்குகளை மதிப்பிடுக for loop ஐ பயன்படுத்தி ஒரு எண்ணின் பெருக்கல் வாய்ப்பாட்டை மதிப்பிடுக இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போகன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி